எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் சாரியுடைய நம்பர் ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்க பாடி ஆஃப் சாரி ரெட் கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவில் வரக்கூடிய ஒர்க் ஃபுல்லாமே கோல்டு டெஸ்டட் சரிங்க இங்கே ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க வார்ப்பு விஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு தான் கைத்தறியில் நெசவு பண்ணுறோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வரும் சில்க் மார்க் டேக்கோட பியூர் சில்க் நம்ம உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தாராளமாக வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து இந்த சாரீ வந்து பியூர் சில்க் தானா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சஜஷன் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்து மிக்ஸ்டு ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து பியூர் சில்க் மட்டும்தான் பண்ணுறோம் அதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மட்டும் இல்லை மார்க்கெட்டில் எங்கே நீங்கள் pure silk sari with silk மார்க்கோடு வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சாரீ வந்து ஃபுல் பியூர் சில்கா அப்படின்னு பாருங்கள் அதாவது வார்ப்பு விஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari blue light ப்ளூவாக இருக்குங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் சேம் பேட்டர்ன் நம்ம பார்க்குற third colour sari five three eight sari number five three eight body of sari navy blue pallu and blouse magenta கலரில் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒன்றரை வார்ப்பு சரிங்க அண்ட் வார்ப்பு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒன்றரை ஒன்றே முக்கால் டபுள் மூணு டைப்பில் இருக்குது ஸோ வார்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா குவாலிட்டிங்க அதாவது திக்னஸ் ஸோ திக்னஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை விட ஒன்றே முக்கால் பெட்டராக இருக்கும் ஒன்றே முக்காலை விட டபுள் பெட்டராக இருக்கும் ஸோ அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறத பொறுத்து அந்த வேரியேஷனை பொறுத்து உங்களுக்கு அதை ஒன்றே முக்கால் ஒன்றரை டபுள் வார்ப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சரி எல்லாமே ஒன் பண்ணுற வார்ப்பில் இருக்கக்கூடிய சாரீ கம்பேர் உங்களுக்கு அந்த ஒன்றே முக்கால் டபுளோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க five three nine sari number five three nine பல்லுவன் and blouse coffee brown body of sari blue colour light blue so same pattern fourth colour sari நம்ம பார்த்துட்ருக்கோம் sari number five four zero சாரியோடைய price five thousand five hundred ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த பியூர் சில்க் சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் and blouse pinkish orange double shade body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா சிமெண்ட் கிரே கலரில் இருக்குங்க கொஞ்சம் பெய்ஜ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க sari number five four one பல்லுவன் and blouse navy blue body of sari pastel ஷேடில் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான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 யூடிஆர் நம்பர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சரி பிங்க் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே gold tested zari next sari sari number five four three body of sari light lavender colour lavender கலர்லேயே லைட் கலராக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் இந்த சாரியில் ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க அண்ட் இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணதுனால கண்டிப்பாக வந்து கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீலேயே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இது புட்டா ஸோ இந்த புட்டாவில் இப்போ இந்த ஹூக் வந்து இந்த இந்த எஜ்ஜில் தான் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் பண்ணியிருப்போம் இப்போ ரெண்டு பக்கம் இழுத்து பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா விலகி இருக்கும் ஸோ இது வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடியது தாங்க ஸோ இது வந்து டேமேஜ் கிடையாது இதனால் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீனில் இருக்குது எல்லா சாரிலையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வரும் கான்ட்ராஸ்டாக வருங்க sari number five double four body of sari purple with black காம்பினேஷனோட இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் எல்லோ கோல்டன் எல்லோவில் இருக்குங்க இதுலேயுமே பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் டெஸ்ட் ஜரிலையும் அதில் மீனா ஒர்க்குக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லுலையும் அதே மாதிரி தாங்க பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் வந்து சில இடங்களில் கண்டிப்பாக விசிபிள் ஆகுங்க next sari sari number five four five இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே ஒன்றரை வரப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க ஹேண்ட்லூம் மேடுங்க five thousand five hundred rupees வரக்கூடிய இந்த சாரீஸை ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ணி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 eight so அதனால் சேரீ வந்து டேமேஜாக வருமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாங்க ஏன்னா டேமேஜோடு அனுப்பி திருப்பி அது நம்ம ரிட்டர்ன் வாங்கி ஸோ போயிட்டு வர அந்த கொரியர் சார்ஜஸ் வேஸ்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கிறதுனால நம்மளே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோங்க நல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் கண்டிப்பாக இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் இருக்குது லைட் வெரி லைட் ப்ரௌனில் இருக்குங்க அது ப்ரௌன்னு சொல்கிறத விட கொஞ்சம் சாண்டில் அப்படின்னும் சொல்லிக்கலாம் எக்ஸாக்டான கலர் வந்து சில கலர்ஸ் வந்து சொல்ல முடியறது இல்லைங்க ஏன்னா அந்த மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நியூ கலர் வர்றதுனால அதோடைய நேம் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியலைங்க sari number five four nine body of sari cream colour pallu and blouse green radium green இதுலேயுமே கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்டட் ஜரியுமே நம்ம புட்டாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்து இந்த சாரீஸில் ஏதாவது நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் அவைலபிலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு இமீடியட்டாக சொல்ல முடியும் அண்ட் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வருங்க இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சில்க் மார்க் ஸ்டிக்கர் ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்